இருக்கு இந்தியாவில் வந்து என்ன மாதிரி இந்த மதத்தை வச்சு எப்படி த்ரெட் இருக்கு அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்கான ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன் கண்டிப்பா நான் திரும்ப இன்னொரு கருத்தை சொல்ல வைக்கிறேன் இங்க எந்த மதத்துல வெளி மதத்தை எது வந்து கிறிஸ்டியனா இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் எதை ஃபாலோ பண்ணாலும் இந்து கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் அந்த கடவுளை கூட இங்க கும்பிடுறாங்கன்ற இது நல்லா புரிஞ்சுக்கணும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வேளாங்கண்ணிக்கு பால் குணம் எடுத்துட்டு போறாங்க இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்போ இந்தியான்றது ஒரு பேஸ் இருக்கிறதுனால கல்ச்சர் இருக்கலாம் அந்த கல்ச்சரை பேஸ் பண்ணி தான் வருது அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாவே போட்டு காட்டணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு எல்லாருக்குமே இது ஃப்ரீயா போட்டு காமிச்சு இந்த படத்தை வந்து இந்த கருத்துக்களை வந்து வீட்டுக்கு வீடு புரிய வைக்கணும் எங்க இது வந்து உண்மையாவே நடந்திருக்கா இல்லையா கேரளால மூணு பெண்கள் வந்து இந்த மாதிரி போய் அந்த பசங்களே வந்து வீடியோ போட்டிருக்காங்க அப்ப நான் என்ன கேக்குறேன் ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி இந்த மூணு பெண்களுடைய வாழ்க்கை கெட்ட மாதிரி இன்னும் முப்பதாயிரம் பெண்கள் வாழ்க்கை கெடணுமா அப்போ இது ஒரு படிப்பினையா ஒரு அறிவுறுத்தலா இந்த படம் வந்து அவங்களுக்கு வெளிகாமிச்சாதான் அவங்களுக்கு தெரியும் அப்போ இது என்ன நடக்குது அதாவது ஒரு விஷயம் வந்து இதுல ரெண்டு விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு மத மதமாற்றம் ரெண்டாவது அந்த மத மாற்றத்தில் வந்து சாதாரணமாக அவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா பரவாயில்ல அந்த மத மாற்றம் பண்ணி அவர்களை எப்படி தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எடுத்துட்டு போறாங்கன்றது ஒன்று காமிக்கிறாங்க இப்போ இது ரெண்டுமே வந்து மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயம் இது வந்து ஒரு சாரார படமான இல்லை இது உடனே சொல்லிடுவாங்க இது வந்து இந்த கட்சி கூட படம் இவங்க பேசுறாங்க அவங்க இது வந்து கட்சியோ மதமோ எதுவுமே பார்க்காதீங்க தேச பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எல்லோருக்கும் தெரிவிக்கிற படமாக தான் இந்த படம் இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் அது அவங்களே ஒரு கார்டு போட்டுட்டாங்க அந்த எண்ணிக்கையில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா போலீஸ் இருக்கு பாதுகாப்பு இருக்கு நீதித்துறை இருக்கு எல்லாம் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை அவங்களே போட்டுட்டாங்க நாங்க ஆர்டிஐல கேட்டிருக்கோம் போட்டிருக்காங்க ஆனா நான் கேட்கிற ஒரு கேள்வி ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் முப்பதாயிரம் பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் மூணு பேருக்கு பாதிப்பு ஏற்பட பாதிப்பு பாதிப்பா இல்லையா அந்த நம்பர்ஸை விடுங்க அது வேற ஒரு ஃபேண்டசிக்கு சொல்லியிருக்கலாம் இல்லை ஒரு படம் ஓடணுன்றதுக்காக சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த படத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த விஷயங்கள் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு அதை வந்து தடை பண்ணுறதுக்கான என்ன விஷயங்கள் பார்க்கணுமோ அது கண்டிப்பாக பார்க்கணும் கண்டிப்பாங்க ஏன்னா நீங்க வந்து நல்ல படத்தெல்லாம் தடை பண்ணிட்டே இருப்பாங்க கேட்டா வந்து மதம் வாங்க இதுன்னு வாங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு நாட்டுல ஒரு படைப்பாளிக்கு ஒரு படத்தை வெளியிடக்கூடிய ஒரு உரிமை இல்லையா ரெண்டாவது விஷயம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல படம் இது தேசார்த்தலுக்கு அச்சுறுத்தலுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நாட்டுக்கு சொல்லக்கூடிய படத்தை பாதுகாப்பு தடை பண்ணினா இப்படிதான் போலீஸ் பாதுகாப்போட தான் பார்க்கணும் இப்போ இதுவே ஒரு அச்சுறுத்தல் தானே இந்த படம் வெளியில வந்தா நாட்டுக்கு என்னென்ன பண்றாங்கன்னு தெரியாம போறதே ஒரு அச்சுறுத்தல் தானே மேடம் இந்த ஒரு படத்துக்கு மட்டும் தடை வரல மேடம் தொடர்ந்து இஸ்லாமியம் சார்ந்து எடுக்கப்படுற அத்தனை படங்களுக்கும் தடை வந்து அதுதாங்க கேக்குறேன் ஏன் நீங்க வந்து எந்த மதத்தை வச்சே நீங்க ஒரு படத்தை பாக்குறீங்க மடத்தை இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்களை சார்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராரையும் இந்துக்களுக்கும் எதிராக எத்தனையோ படம் வந்த போது குரல் கொடுக்காத மீடியாக்களும் குரல் கொடுக்காத அரசியல் கட்சிகளும் ஏன் வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒன்று மட்டும் குரல் கொடுக்குறாங்க அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அரசியல் சூழ்ச்சியில யாரும் மாட்டாதீங்க குறிப்பாக இஸ்லாமியர் மாட்டாம இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து இந்த படத்தை ஒரு ஒரு இஸ்லாமியர்களும் கண்டிப்பா பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து இந்து பெண்களோ கிறிஸ்டியன் பெண்களோ மாறது மட்டும் இல்ல அதுல இருக்கிற பசங்கள்லாம் யாரு முஸ்லீம் பசங்க தானே காமிக்கிறாங்க அப்ப அந்த இளைஞர்களையும் பாதுகாக்கணும் இல்லையா அப்போ இந்த படம் வந்து பொதுவாக இந்தியர்களுக்கான படமா தான் நான் பாக்குறேன் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்க இளைஞர் சமுதாயத்தை எப்படி கெடுக்கிறதுக்கான ஒரு அதாவது இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்திய இஸ்லாமியர்களாகவே என்றும் இருப்பார்கள் அதை சீர்குலைப்பதற்கு சில நடவடிக்கைகள் நடந்துட்டு தான் இருக்குது அது ஒன்றும் வெளிநாட்டு சதிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதுல யாரும் போய் சிக்காம எந்த இந்தியன் சிட்டிசன்ஸும் போய் சிக்காம இருக்கணும்னா இப்படிப்பட்ட படங்கள் கண்டிப்பாக வெளிவரணும் இப்படிப்பட்ட படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் இந்த படத்தை இயக்கின டேரக்டருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சுதீப் தோசன் வந்து ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காரு அவர் டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கிறவர் எடுத்திருக்காரு சில விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி படம் வெளியில வரதுக்கு முன்னாலே இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் நம்பர்ஸ்க்கெல்லாம் வச்சு பேசினாங்க நம்பர் இஸ் ஜஸ்ட் நம்பர் நம்பரை பார்க்காதீங்க படத்தை பாருங்க படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு மனத்தை கனக்க செய்யக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது மேலும் இன்றைய சூழலில் இந்த படம் அனைவரும் பார்க்க வேண்டிய படமா தான் நான் பார்க்கிறேன் என்ன மேடம் என் பேர் ஃபாத்திமா அலி தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் முஸ்லீம் ராஷ்டிரிய மஞ்ச் നമസ്കാരം നിങ്ങളിപ്പോൾ കേട്ടത് തമിഴ്നാട്ടിലെ ഒരു ആ, മുസ്ലിം ഉമ്മ കേരള സ്റ്റോറി എന്ന സിനിമയെപ്പറ്റി പറഞ്ഞാണ് അവർ വളരെ പക്വതയോടെ കുറേ കാര്യങ്ങൾ സംസാരിച്ചു ഒരുപക്ഷെ ഇതുവരെയും കേരളത്തിലുള്ള ഒരു മാധ്യമപ്രവർത്തകരും പറയാത്ത ഒരു കാര്യം കൂടി അവർ പറഞ്ഞിട്ടുണ്ട് പൊതുവേ ഈ സിനിമ റിലീസാവുന്നു റിലീസാവുന്നതിന് മുമ്പ് തന്നെ ഇതായിരിക്കും ഇതിൻ്റെ വിഷയം എന്നൊക്കെ അറിഞ്ഞുകൊണ്ട് ഇവിടെ വലിയ വിവാദമൊക്കെ ഉണ്ടായി ഇത് റിലീസാക്കാൻ പാടില്ല എന്ന തരത്തിൽ വരെ വലിയ വിവാദമുണ്ടായി അന്യ മതത്തിൽ നിന്ന് അതായത് അമുസ്ലിങ്ങളെ ഇവിടെ നിന്ന് മതം മാറ്റി സിറിയയിലേക്ക് കൊണ്ടുപോയി പൊട്ടിത്തെറിക്കുന്നു അല്ലെങ്കിൽ ഐ എസിന് വേണ്ടി പ്രവർത്തിക്കാൻ പോകുന്നു എന്ന തരത്തിലാണല്ലോ ഇത്രയും നാൾ പറഞ്ഞുകൊണ്ടിരുന്നത് ദാ ഈ ഉമ്മ മറ്റൊരു സത്യം കൂടെ പറയുന്നുണ്ട് അതിലെ സ്ത്രീകൾ ഒരുപക്ഷെ ഹിന്ദു ആയിരിക്കാം ക്രിസ്ത്യാനി ആയിരിക്കാം പക്ഷേ അവർ അത് കഴിഞ്ഞതിന് ശേഷം മുസ്ലിം ആവുകയാണ് ചെയ്യുന്നത് ഇപ്പോൾ മുസ്ലിം ആയിട്ടാണ് അവരുടെ ജീവിതം നശിക്കുന്നത് അത് മാത്രമല്ല അതിലെ പസങ്ങൾ അതായത് അതിലെ പയ്യന്മാർ അവർ വിവാഹം കഴിക്കുന്ന പയ്യന്മാർ അവർ ശരിക്കും മുസ്ലിങ്ങളായിട്ടുള്ളവർ തന്നെയല്ലേ അപ്പോൾ അവരുടെ ജീവനും വിലയില്ലേ അതും തടയ തടയപ്പെടേണ്ടതല്ലേ അതുകൊണ്ട് ഇത് മുസ്ലിം എന്ന ആ മതത്തിനെ കൂടി ഇസ്ലാം എന്ന മതത്തിനെ കൂടി ബാധിക്കുന്നതാണ് അതുകൊണ്ടാണ് ഈ സിനിമ എല്ലാവരും കാണേണ്ടതാണ് എന്ന് പറയുന്നത് അതായത് ഹിന്ദുക്കളും ക്രിസ്ത്യാനികളും മാത്രമല്ല ആ സിനിമ കാണേണ്ടത് എല്ലാവരും ഈ സിനിമ കാണേണ്ടതാണ് പറ്റുമെങ്കിൽ സർക്കാർ എല്ലാവരെയും സൗജന്യമായിട്ട് ഇത് കാണിക്കണം എന്നാണ് അവർ പറയുന്നത് എന്തായാലും അവരുടെ സംസാരവും ശരീരഭാഷയൊക്കെ കാണുമ്പോൾ നമുക്ക് മനസ്സിലാവുന്നതാകും അവരൊരു പൊതുപ്രവർത്തകയാണ് എത്ര പ്രവർത്തകർ മുന്നിലുണ്ടെങ്കിലും അവർ വളരെ വ്യക്തതയോടെ സംസാരിക്കാൻ കഴിവുള്ള ഒരു സ്ത്രീ തന്നെയാണ് ഉമ്മ തന്നെയാണ് പക്ഷേ ഒരുമാതിരിപ്പെട്ട ആരും പറയാൻ മടിക്കുന്ന നഗ്നമായിട്ടുള്ള ചില സത്യങ്ങളാണ് അവർ അത്രയും പ്രവർത്തകരുടെ മുന്നിൽ പറഞ്ഞത് എന്നതാണ് അതിൻ്റെ ഏറ്റവും വലിയ കാതലായിട്ടുള്ള കാര്യം web desk Tatva news powered by Diganta resort Ahmedabad Gujarat phone nine zero double nine zero double five one three five